வணக்கம் இப்போ நாம் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் டுவெண்ட்டி மேல் ஆகுது இன்றைக்கி டே வந்து ஜூன் செவன்டீன்த் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ செல் கால் ஜென்ரேட் ஆனனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்திருக்கு fifteen thousand seven hundred and forty ஃபோரில் செல்லுன்னு வந்திருக்கு கீழே இருக்க லைன்லாம் டார்கெட் மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இது இன்றைக்கி நம்ம நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் எப்படி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிஃப்டியில் இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கால் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு வந்து காட்டியிருக்கோம் மீன்வைல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி வந்து செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது ஸோ ஒரு கால் வந்து புதுசாக வரும்போது இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் க்ரீன் கலர் இப்போ பையிங் டன்னா க்ரீன் கலரில் போயிட்டே இருக்குது செல்லிங் டெண்டாக மாறும்போது புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பக்கத்தில் செல்லுன்னு வந்துடும் கீழே டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் இப்படி தான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும் ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் எப்படி வரும்னு ஷோ பண்ணலான்ட்டு தான் இதை ரெக்கார்ட் பண்ணோம் அதே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு கால் வந்திருந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா thirty four thousand eight fifty seven ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு இது நமக்கு ஆக்சுவலி செல் கால் வந்தது பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்திருக்கு இதில் நம்ம ஃபஸ்ட் டாரட் எதிர்பார்க்கறது பார்த்திங்கன்னா thirty four thousand seven ninety nine so thirty four eight hundred break out பண்ணி கீழே வருதா அப்படின்றத தான் எய்ம் பண்ணுறோம் ஸோ நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே இப்போ வந்து செல் கால் வந்து வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைமும் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகுது ஸோ எப்போயுமே டுவெல் பிஎம்க்கு நல்ல ஒரு வால்யூம் இருக்கும் அந்த சர்ஜில் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி கால் ஜென்ரேட் ஆனது ஒரு டென் ஃபிஃப்டிக்கு அப்புறமா வந்துச்சு thirty four thousand eighty eighty six point தேர்ட்டியில் அப்போ வந்து செல் கால் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ டுவெல் ஓ கிளாக் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் இருக்குது பீக்கில் இருக்குது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அதனால் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது நீங்கள் ப்ரீவியஸ் கேண்டில்லாம் பாருங்கள் ஒரு கேண்டிலுக்கே அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் இப்படி தான் வந்து ஒன் ஒன் மினிட் கேண்டில் வந்து மூவ்மெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ எப்போயாச்சும் அப்பப்போ வர்ற சடன் வால்யூமில் தான் பெரிய மூவ்மெண்ட்டே வந்து நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் பார்க்க முடியுது ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கனால நமக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு மீன்வெல் இன்னும் நிஃப்டி வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல ஸோ இப்போ வந்து ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty five thousand put option வந்து காட்டுறோம் ஸோ நமக்கு செல் கால் வந்தனால புட் ஆப்ஷனை ஷோ பண்ணுறோம் ஏன்னா புட் ஆப்ஷனில் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் அதுக்காண்டி ஸோ புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டூ ஃபிஃப்டியில் வந்து பை கால் வந்து வந்திருக்கு வந்த பைக்கால் இப்போ பார்த்தீங்கன்னா three eighteen three twenty range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷன்லேயும் வந்து டேரெக்டாக உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதுலேயும் இப்படி தான் மூவ்மெண்ட் வந்து தரும் ஜென்ரலாக நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் கொஞ்சம் ஃபியூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து இருக்கும் நம்மளால் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் ஸோ அதுக்காண்டி ஆப்ஷனில் இந்த மணி வந்து ரெஃபர் பண்ணுறோம் இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் எயிட்டீன் ஆகுது செவன்டீன் கிட்ட ஆகுது ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி கால் அச்சீவ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு தான் நிஃப்டி வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இதில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு லெவன் டுவெண்ட்டி ஒனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆச்ச செல் கால் நம்ம ஓப்பனிங்லேயே அதை தான் பார்த்தோம் அப்போ ஜென்ரேட் ஆன செல் கால் இப்போ தான் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் மீன்வாயில் இது பார்த்தீங்கன்னா Nifty weekly option put option தான் sixteen thousand put option so இது பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபோரில் பைக்கால் வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா இப்போ three nought seven four three nought seven அதெல்லாம் தாண்டி மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டுருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் ஃபிஃப்டீனுக்கு ஸோ இதில் செல் காட்டுது டூ செவன்ட்டி ஃபோரில் அது வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் பிரேக் அவுட் ஆன மாதிரி காட்டுது நீங்கள் இதுக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஆப்ஷனில் பெனிஃபிட்டே அதுதான் மார்க்கெட் வந்து இறங்க போகுது அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஸோ இன்றைக்கி ஜூன் செவன்டீன்த்தில் ப்ரீவியஸாக வந்து பை கால் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு அதாவது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து செல் கால் தான் ஸோ அது வந்து அப்படியே கண்டினியூ ஆனது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்லேயும் நமக்கு வந்து கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி காட்டும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷன்லேயும் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் டேரெக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணலாம் ஃப்யூச்சர் பேஸ்டு ட்ரேடிங்ஸும் உங்களால் பண்ண முடியும் ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து நீங்களே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா இறங்கினது ரெக்கவரி கொடுத்துச்சு மேலே வந்து வந்துச்சு அதனால் நமக்கு செல் கால்லேருந்து பை சேஞ்ச் ஆகுது ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு பை கால் வந்து வரும் thirty four thousand eight forty ஃபைவ்ல பை வந்திருக்கு டுவெல் தேர்ட்டி செவனுக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா twelve thirty four thousand nine thirty two வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ பை கால் பையிங் ட்ரெண்டுன்றனால உடனே ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்துடுது நம்ம ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்துட்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு ட்ரெண்டு மாறுறதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டே ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் ஒன்று வாங்க போகிறோம் இல்லாட்டினா விற்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி விற்றதுக்கு பார்த்தோம் அப்போ வந்து செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்து டவுன் சைடில் இறங்கி டார்கெட் அச்சீவ் பண்ணதையும் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறமா மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்துச்சு ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் ரெக்கவரி கொடுத்துச்சு அந்த ரெக்கவரியில் நமக்கு பைக்காலாம் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க இந்த பைக் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு ஒன் ஃபைவ் ஆகுது நமக்கு கிடைச்ச பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைச்ச பைக்கால் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி செவனுக்கு வந்து கிடச்சிச்சு அப்போ கிடச்சது இப்போ வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறமா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மீன்வைல் இது பார்த்தீங்க அப்படின்னா thirty five thousand put option so அதில் நமக்கு வந்து செல் காலாக சேஞ்ச் ஆயிருக்கு டூ ஃபார்ட்டி செவனில் அப்படி செல் காலாக சேஞ்ச் ஆன டூ ஃபார்ட்டி செவன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒன் எயிட்டிக்கு கீழேலாம் போயிட்டு வந்து வந்திருக்கு ஸோ நம்ம இந்த செல் காலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா கால் ஆப்ஷனில் பை பண்ணியும் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி நல்லா டார்கெட் ரீச் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்குச்சு இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் காலாக வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு thirty four thousand eight fourteen point சிக்ஸ்டியில் வந்திருக்கு first or at thirty four thousand seven twenty seven வந்து இருக்குது ஸோ இப்படி தான் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே ப்ரீவியஸாக பை ட்ரெண்டுங்கையில் நமக்கு எப்படி பை கால் அதனால் க்ரீன் கலர் வந்துச்சோ அடுத்து நமக்கு டக்குன்னு ட்ரெண்ட் வந்து செல் கால்னு சேஞ்ச் ஆகையில் நமக்கு அப்படியே ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் கால்னு வரதில்ல இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் இருக்கும் இப்போ நமக்கு கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் என்ன மாதிரிலாம் கால்ஸ் வந்திருக்கு வந்திருக்க ஒவ்வொரு கால்ஸும் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வேவேமாக இறங்குச்சு ஒரு டூ டென்னுக்கு அப்புறமா இப்போ ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ நமக்கு கிடைச்ச செல் காலும் டார்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் பிரேக் அவுட் பண்ணுச்சு பட் இது ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஜென்ரேட் ஆச்சு அப்போலேருந்து ஸ்லோவாக தான் இறங்குச்சு மேலே கூட கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் ஸ்ட்ராங்காக இறங்க ஆரம்பிச்சதில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆன கால்ஸ் வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா weekly put option meanwhile put option பார்த்தீங்க அப்படின்னா டூ சிக்ஸ்டி நைனில் நமக்கு ஜென்ரேட் ஆனது நல்லா ரைஸ் ஆகி ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு ஏன்னா ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்லாம் இறங்கியிருக்கு டக்குன்னு ஒரு ஒன் மினிட் கேண்டிலில் சடனாக ஒரு வால்யூம் வந்து வந்துச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் மூவ்மெண்ட்டு அந்த மூவ்மெண்ட்டில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே ரெண்டு கேண்டில் டக் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு அதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் பைக்காலாக வந்தது நல்லா டார்கெட்டை பிரேக் அவுட்